வணக்கம் இப்போ நாம் க்ரூட் இல்லை ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆக போகுது இந்த சார்ட்டில் வந்து நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ எப்பயுமே இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் நமக்கு ஆல்ரெடி டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்கன்னா செல் கால் வந்து டுவெல் பிஎம்க்கு ஜெனரேட் ஆகிட்டு டார்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நல்லா செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் அவுட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ அந்த க ப்ரீவியஸ் காலான டுவெல் பிஎம் காலையும் இப்போ நம்ம ஷோ பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த பைக்காலையும் ஒரு இடம் பார்த்துடலாம் பண்ணிடலாம் ஸோ இதில் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பையிங் ட்ரெண்ட் பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆனோன்னா நமக்கு கேண்டில் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு அடுத்து என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் எந்த பாயிண்டில் என்ட்ரி எடுத்தால் பர்ஃபெக்ட் ஆகுன்றதுக்கு buy at six two thirty eight அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு so six two thirty eight ரேஞ்சில் நம்ம க்ரூட் ஆயில் இன்றைக்கி பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line இதில் நம்ம குறைஞ்சபட்சம் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு ஃபிஃப்டி த்ரீ எதிர்பார்க்குறோம் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் அதுக்கு ப்ரீஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் ஜெனரேட் ஆச்சு சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோவில் சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோவில் வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா six two two zero almost ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இன்றைக்கி இப்படி தான் வந்து டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ எவ்ரிடே வந்து நம்ம டுவெல் பிஎம்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி ஜென்ரலாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த டைமிங்கில் ட்ரேடிங் பண்ணையில் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் வந்து நல்லாவே எடுக்கலாம் ஸோ அதுக்காண்டி தான் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டுவெல் பிஎம்ஐ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் செல் கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணல ஸோ நமக்கு லைவ் கால்ஸ் வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் லைவ்வில் இப்போ ஒரு கால் ஜெனரேட் ஆகிறதுக்கு முன்னாடி கேண்டில் எப்படி இருக்கும் கால் வந்து ஜெனரேட் ஆச்சுன்னா கேண்டில் கலர் எப்படி மாறும் மாறிட்டு அதுக்கப்புறம் கேண்டில்ஸ் எப்படி கண்டினியூஸ் இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணலான்ட்டு தான் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி க்ரூடாயில் என்ன மாதிரி சார்ட்டில் கால்ஸ் வந்திருக்கு வந்திருக்க கால் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற மூலிமா ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஒரு செல் கால் வந்து ஆல்ரெடி செகண்ட் டாரட் வரைக்கும் அச்சீவ் ஆயிருக்கு ஒரு தேர்ட்டி பாயிண்ட்க்கு வந்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் ஒரு யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆக போகிற இந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து வந்திருக்கு ஸோ பைங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றனால இப்போ கேண்டில்ஸ் ஆல் கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர்லேயே போகும் ஸோ இப்போதைக்கு நமக்கு சிக்ஸ் டு தேர்ட்டி எயிட்டில் பை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு வந்திருக்கு அந்த கால் எவ்வளோ ரீச் கொடுக்குது அப்பர் சைடாக டவுன் சேரான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா six two fifty one range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு நமக்கு சிக்ஸ் டு தேர்ட்டி எயிட்டில் வந்தது நமக்கு six two fifty one range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கட் பண்ணிட்டு எபோவில் வந்து ரைஸ் ஆயிருக்கு சிக்ஸ் டூ ஃபிஃப்டி ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணதுலேருந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடு இறங்க ஆரம்பிச்சு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது ரிவர்ஸ் ஆனதுனால நமக்கு கேண்டலினுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு sell at six two thirty seven அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இதில் ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் டூ டுவெண்ட்டி ஒன் தான் வந்து ஃபஸ்ட் டாரட் ஸோ நம்ம சிக்ஸ் டூ தேர்ட்டி செவனில் வந்திருக்க அந்த செல் கால் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் செல்கால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்குச்சு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஃபார்ட்டிக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சதில் மார்க்கெட்னுடைய ரீச் வந்து நல்லா டார்கெட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு சிக்ஸ் டூ தேர்ட்டி செவனில் ஜெனரேட் ஆன செல்கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி six two twenty one range twenty அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் வந்து குரூடாயில் ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆன கால் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏற ஆரம்பிச்சதில் பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் அப்படின்றனால கேண்டில் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு buy at six two four zero அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் இருக்குல்ல அதான் first target second target line first target பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் போட்டிருக்கு செகண்ட் ஆர்ட் வந்து six two seventy one one போட்டிருக்கு ஸோ கீழே இருக்க red colour line stop loss line so நமக்கு செல் கால் பார்த்தோம் தான் இப்போ சிக்ஸ் டூ தேர்ட்டி செவனில் செல்லுன்னு வந்தது நமக்கு ஃபஸ்ட் அலர்ட்டாக பிரேக் அவுட் பண்ணிச்சு பிரேக் அவுட் பண்ண உடனே அப்படியே ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் நீங்கள் நமக்கு குடாயில் சார்ட்டில் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பண்ணிகிட்டே இருந்துட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது ஏறுதுங்க எல்லாம் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் அது டவுன் சைடு வருது செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போகும் ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பைசல் கால்ஸ் மாற்றி மாற்றி ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆயிருக்க இந்த பைக்காலும் எப்படி ஒர்க் அவுட் பார்த்துடலாம் பைக்காலும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்லாம் முடிஞ்சு அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி சிக்ஸ் டு சிக்ஸ்டி ரேஞ்ச் வந்துச்சு அதுக்கடுத்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அப்படியே பையிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறினதில் அடுத்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட்டான six two seventy one range பார்த்தீங்க அப்படின்னா அதை நோக்கி போய் ஃபஸ்ட் டாரட்டில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் டாரட்டையும் ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு இந்த சார்ட்டில் வந்து பைசல் கால்ஸ் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை ரீச் கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க பார்க்குற மூலிமாவே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ